ஒரு வாரத்துல அஞ்சு க்ளோசிங் ஃபீலிங் எப்படி இருக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் ரொம்ப வித்தியாசமான அனுபவம் சார் இது கிட்டத்தட்ட ஆறு க்ளோசிங் சார் அதுல நாலு பேர் ஈஸியா நடந்துச்சு ரெண்டு பேர் ஃபென்டாஸ்டிக் வாழ்த்துக்கள் அருண் ரொம்ப எஃபெக்டிவா இருக்குங்க சார் நீங்க சொன்ன மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு எனக்கு பிகினிங்ல இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா எப்பவுமே கிரவுண்ட் ஆயிட்டு நிறைய இருக்குப்பா ஒண்ணு சொல்றதுல டைம் ஆகுது சொன்னீங்களே ஐயோ இன்னும் என்ன இன்னும் என்ன அதான் சார் தூக்கமே வர மாட்டேங்குது thank you thank you so much sir ஒரு சிலர் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணாங்க ஓகே கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் fantastic Raja fantastic five closing dot in week awesome இது வந்து ட்ரிபிள் மாதிரி கிரியேட் பண்ணோம் என்னன்னா உங்களோட டீம்ஸ்க்கு இதே டெக்னிக் சொல்லிக் கொடுங்க அவங்களும் ஒரே வாரத்துல அஞ்சு அஞ்சு க்ளோசிங்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ரிப்பிள் சொல்லி என் டவுன்லைன் வந்து இதோ சுத்த வட்டாரத்துல ஒரு மூணு மூணு க்ளோசிங் அவங்களுக்கு நடந்திருக்கு தட்ஸ் கிரேட் ஸோ ஆல்ரெடி நடந்துச்சு அந்த வேலையில அந்த மாதிரி கொடுக்கும் போது என்ன ஆகுது நேச்சுரலா எல்லாருக்கும் க்ளோஸ் பண்ண முடியும் நினைச்சு பாருங்க உங்களோட இன்னொரு ஐநூறு டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ண என்ன நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நம்ம கஸ்டமர் தேடுறதும் கிளைண்ட் கொண்டு வரதும் டங்குவார் வந்து போயிருது ஆனால் ஒரே வாரத்தில் அஞ்சு கஸ்டமர் எப்படி கிளிக் த லிங்க் பிலோ